அந்த லெவல்ஸுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நாங்கள் கால் ஆப்ஷனில் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த டேயில் வந்து சேஞ்ச் ஆச்சு நேற்று ஓப்பனிங் வந்து ஆக்சுவலி நல்ல ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங் ஸோ அதை பயன்படுத்தி நேற்று நாங்கள் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம் நேற்று ஆனால் ப்ராஃபிட் எடுக்கும்போதே வந்து சொன்னோம் நேற்று ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியில் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் நிஃப்டியை வச்சு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெல் தௌசண்ட் ரேஞ்சில் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கு ஸ்பாட் வந்து ஸோ டுவெல் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து நிஃப்டி ஃபார்ம் ஆயிருக்கு எப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதோ அப்போ தான் வந்து நிஃப்டியால் மேலே போக முடியும் இல்லாட்டினா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேற்றே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஆஃப்டர்நூன் வரைக்கும் கரெக்டாக அந்த டுவெல் தௌசண்ட் ரேஞ்சிலே தான் வந்து ஃபுல் ட்ராவலிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக வந்து ஃபாலாக ஆரம்பிச்சிச்சு அந்த ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட்லேருந்து eleven thousand eight hundred range வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்து தான் வந்து நேற்று ரெக்கவரி ஆச்சு ஸோ நேற்று இந்த டவுன் ட்ரெண்டில் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்குச்சு அது இறங்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் பையிங் ட்ரெண்டில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டாட்டாக எங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் காட்டிகிட்டு இருந்துச்சு அது சடனாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோடனே எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் செல்லிங் ட்ரெண்டாக வந்து எங்களுடைய இண்டிகேட்டர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஆக்சுவலி போர்ஷன் எடுக்கல இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்சுவலி போர்ஷன் வந்து எடுத்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் தௌசண்டே வந்து எடுக்கலாம் ஸோ கொஞ்சம் ஒரு இந்த மணி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் தௌசண்ட் எடுத்தோம் ஸோ டுவெல் தௌசண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து பை பண்ணியிருந்தோம் ஸோ அதாவது நாங்கள் பை பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து கீழே போகணும் கீழே போனால் எங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணோம் ஒரு லாட்டு வந்து எடுத்தோம் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்கில் ஒரு ரேலி வந்து கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ஸோ நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ரேலியை வந்து ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணோம் அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் பட் ஆனால் மேலே வந்து போகலை மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சலில் கீழே தான் வந்து வந்துச்சு ஸோ இந்த ரிவர்சலில் வந்த சான்ஸை வந்து நாங்கள் ஆக்சுவலி பயன்படுத்திக்கிட்டோம் அந்த ரிவர்சலில் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணோம் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து இறங்குச்சு ஸோ இறங்கினதுனால பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நல்லா ரைஸ் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்க பார்த்திங்கன்னா one thirty one forty range வரைக்கும் வந்துச்சு இதில் எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் மேலே ஈஸியாகவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ ஒன் நாட்டுக்கு த்ரீ தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ்ன்றது ரொம்ப நல்ல விஷயம் அதனால் நாங்கள் அந்த ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கிட்டோம் இன்னமும் இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் நல்லா டவுனில் ஸ்பைக் கொடுத்து நல்லாவே வந்து இறங்குச்சு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் ஆக்சுவலி வந்து ஸ்பாட் வந்து போச்சு ஸோ நாங்கள் ஆனால் புக் பண்ணது வந்து எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வரையிலே புக் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த ரேஞ்சே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓகேயான ரேஞ்சாக வந்து தெரிஞ்சு மார்க்கெட்டும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த ஒன் ஃபார்ட்டி கிட்டக்க ஸோ அதனால் நாங்கள் கவர் பண்ணிட்டோம் ஸோ கவர் பண்ணதுக்கப்புறமும் ரைசிங் வந்து கொடுத்துட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு eleven thousand nine hundred range கிட்டக்க ரெக்கவரி கொடுத்து போச்சு பட் ஸ்டில் மார்க் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் ஓவரால் ட்ரெண்டு எல்லா ட்ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு மார்க்கெட் டுவெல் தௌசண்ட் கிட்டக்க போனாலும் மறுபடியும் வந்து டுவெல் தௌசண்டில் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸாக அந்த ரேஞ்சு போனாலே நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி காரணத்தினால பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது எப்போ ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து இல்லை ஏதாச்சும் ஒரு பயங்கரமான நியூஸ் ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பண்ணுறாங்க இல்லை கவர்மெண்ட் எதுவும் தருது ஃபண்டு ஸ்டிமுலஸ் தருது இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான நியூஸஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து மார்க்கெட் டுவெல் தௌசண்டை தாண்டிட்டு மறுபடியும் வந்து ஏற ஆரம்பிக்கும் கிடைக்கும் இல்லாட்டினா இந்த ரேஞ்சில் தான் சுற்றும் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சிலேருந்து கீழே தான் வந்து வர ட்ரை பண்ணும் இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி